ஒரு பழக்கம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு steps thought thinking action guilt அப்படின்னு சொல்லுவோம் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா தாட்லேருந்து திங்கிங் திங்கிங்லேருந்து ஆக்ஷன் ஆக்ஷன்லேருந்து கில்ட் கில்ட்லேருந்து மறுபடியும் தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட் தான் வந்தான் சுட்டான் செத்தான் வந்தான் சுட்டான் செத்தான் வந்தான் சுட்டான் செத்தான் இதே ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட் இப்படி தான் பொழுதுனிக்கு நடந்துகிட்டு இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் இந்த சைக்கிளை உடைக்கணும் அதுக்கு ஒரே ஒரு வழி குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற அதை வந்து தாட்டிலையும் குற்ற உணர்ச்சியும் நமக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச சனத்தில் அதனுடைய அந்த ரன்னிங் அந்த உருண்டு ஓடும் இயக்கம் வந்து உடஞ்சிது அப்போ வந்து கேட்டிங்கன்னா எப்போ ஒரு இயக்கம் முறிஞ்சிருதோ அந்த பழக்கம் அதிலிருந்து வலுபடுறதுக்கான வாய்ப்பை முழுமையாக இழந்து விடுகிறது நாம் அதனுடைய கோர பிடியிலிருந்து முழுமையாக விடுபடுகிறோம் இதை நம்ம வந்து அதை அழுத்தம் குறைஞ்சது நம்மளாலே உணர முடியும் அப்படி ஒரு பெரிய மாற்றம் இந்த புரிதல் மூலமாக கிடைக்கும்